அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம Bank Nifty future one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி செவன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி டூ ஆகுது இப்போதைக்கு ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால்ன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty three thousand nine fifteen அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு மேலே இருக்க கிரீன் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் தான் வந்து ரொம்ப ஒரு பிக்கியான ஒரு விஷயம் ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு கீழே வந்து கொடுத்துருக்கு thirty three nine ninety nine so thirty four தௌசண்ட்றது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ரவுண்டான ரேஞ்சுன்றது ரொம்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா கீழே தள்ளி விடும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் ஸோ நமக்கு அதில் ஒரு சின்னதாக ஒரு பீக்கான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா கூட நம்மளால் ஃபஸ்ட் டாரட் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபஸ்ட் டாரட்டில் வெளியே வரலாம் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறவங்க செகண்ட் டாரட் வரைக்கும் போகலாம் second target thirty four thousand eighty four இருக்குது நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்கெட்டுக்கு வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் வந்து இருக்குது ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அதனால் நமக்கு க்ரீன் கலர் கேண்டில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மூவ்மெண்ட் வந்து மேலே போதா இல்லை கீழே வருதா இது எப்படி வந்து மூவ் ஆகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் நமக்கு கிடைச்ச பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்னு கூட சொல்லலாம் ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு பீக் மூவ்மெண்ட் அந்த மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா thirty four thousand break out வந்து கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா market thirty four thousand break out பண்ண ட்ரை பண்ணுச்சு மார்க்கெட் நிறைய அட்டம் டாரட் வச்சாலும் இப்போதான் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் அவுட் கொடுத்து ஃபஸ்ட் டாரட் ரீச் ஆயிடுச்சு பட் மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட்றது மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு ஹெவியான ரெசிஸ்டன்ஸ் அதில் ஒரு சின்னதாக ஒரு செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படி மேலே போயிட்டு வந்ததில் நமக்கு first target range break out கொடுத்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்ததில் டவுன் சைட் பிரேக் அவுட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி மேலே ஆகுது ஸோ அதுலனால நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட்ன்றனால ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் அப்படின்றதுனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு seller thirty three nine hundred அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு கீழே இருக்க red colour lines target line எப்படி நமக்கு பைக்காலுக்கு மேலே வந்துச்சோ டார்கெட் இப்போ ஆப்போசிட்டில் அதே மாதிரி ஸ்டாப்லாஸ் லைன் மேலே வந்து வந்திருக்கு ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான் ஒன்று வாங்க போகிறோம் இல்லை விற்க போகிறோம் பை ட்ரெண்டாக க்ரீன் கலர் செல் ட்ரெண்டாக ரெட் கலர்னு ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் கிடைக்கும் போது எல்லாமே அந்த கேண்டில்ஸ்னுடைய பிரேக் அவுட் கிடைக்கும் பிரேக் அவுட் கிடைக்கும் போது எல்லாமே உங்களுக்கு கால்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்லேயே வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் ஸோ அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ நம்ம கிடைச்ச செல் காலும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா மார்க்கெட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நல்லா டவுனில் இறங்குச்சு அந்த டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கடுத்து ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்டக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடு இறங்கி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்ச செல்காலும் வந்து நல்லா டார்கெட்ஸை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ